நீங்கள் தேடும் விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அதற்காக உங்களை நான் எந்த வேலையும் செய்ய வேணாம் நான் சொல்ல எந்த வேலை வேணாலும் செய்யுங்க வருமானம் சம்பாதிப்பதே நோக்கமாக வைத்திருந்தால் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு பிறப்பதற்குண்டான பிறந்ததற்குண்டான நோக்கம்ன்ற ஒன்று இருக்கு அதை எப்போ அடைவீங்க உயிர் பிரியக்கூடிய தருவாயில் உங்களுக்கு எந்த எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்திற்காக அடுத்த பிறவி என்பது கொடுக்கப்படும் ரஜினிகாந்த் நடிச்சுதான் தான் வருமானம் வரும் அந்த வருமானத்தில் அவருக்கு வேணுங்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணுவார் அவருக்கு வேணுங்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் மோட்சத்தை நோக்கி போக முடியும் அதாவது சிம்பிள்ங்க இதுக்கு முன்னாடி எனக்கு யாரே தெரியாது யூடியூப்பில் ரொம்ப பார்த்து தான் உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் அப்போ எனக்கு ரொம்ப தேடல் இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு இதுனாக்கா நீங்கள் பேசுகிறது எனக்கு மோட்டிவாக இருக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை பற்றியே பேசுவீங்க அப்போ தெளிவு கிடைக்கும் அப்போ அந்த சாமி கும்பிட்றது எல்லாமே நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றது அதெல்லாம் இது இல்லை நம்மளுக்குள்ளேயே தான் தெய்வம் இருக்காருன்னு அது நீங்கள் சொல்கிற யூடியூப்பில் பார்த்தா நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் உங்களை இந்தியாவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இந்தியா எப்போ போனால் கண்டிப்பாக உங்களை பார்க்கணும் உங்களோட டீச்சர் பெறணும் அப்படின்னு எதார்த்தமாக யூடியூப் திறக்கிறேன் ஒரு ரெண்டு வாரம் இன்னைக்கு இந்த பிணையிங் கிளாஸ்லாம் போட்டிருந்தீங்களா ரெண்டு வாரம் இன்னைக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்போ நான் எதார்த்தமாக பார்க்குறேன் நீங்கள் மலேசியாவில் செய்கிறீங்க போட்டிருங்க அதே ஒரு இதாக இருக்கும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்களே எப்போதும் இந்த யூடியூப்பில் இதில் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் குரு தேடி போகணும்னா குரு உங்களை தேடிதானே அது எனக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படி ரொம்ப நன்றி மருது எங்களுக்காக மலேசியாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கறது இந்த மாதிரி இது எவ்வளோ காசு கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் வெள்ளி கொடுத்தா கூட இந்த மாதிரி கிளாஸ் கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் தான் அது கொடுப்பனை இருக்குன்னு தான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி மருது பணம் என்பது ஒரு மாபெரும் மாயை மாயிலே பெரிய மாயை பணம் தான் ஏன்னா பணம் இருந்தால் நாலு பேர் மதிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த பில்டப் நல்லா இருக்கும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பணத்தின் மூலியமாகவே உங்களுக்கு மாபெரும் இழப்புகள் என்பது ஏற்படும் ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டேன் நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டேன் நீங்கள் பார்க்காதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பல கோடி ரூபா பணம் வச்சிருக்கிறவன் சொத்து வச்சிருக்கிறவன் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவன் இவர்களே ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்தால் நிம்மதி இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது அமைதியான இடத்துக்கு போயிடும் காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக இல்லை அங்கே ஏதாவது ரெசார்ட்டுக்கு போகிறது அங்கே போய் தனியாக நிம்மதியாக இருக்கலாம் இயற்கையோட இயற்கையாக இருக்கலாம்னு போகிறது என்ன இத்தனை கோடி இருந்து என்ன பிரயோஜனம் அந்த ரெசார்ட்டுக்கு ஏன்னா ஒரு கோடி ரூபாயா ஒரு நாளைக்கு பெரிய ரெண்ட் வந்துட போகுது என்ன ஒரு ஐநூறு வெள்ளி இல்லை ஒரு ஆயிரம் வெள்ளி இதுக்கு எதுக்கு நான் கோடீஸ்வரன் ஆகணும் நீங்கள் தேடும் விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அதற்காக உங்களை நான் எந்த வேலையும் செய்ய வேணாம்னு நான் சொல்ல எந்த வேலை வேணாலும் செய்யுங்க ஆனால் அந்த வேலை தான் எனக்கு சந்தோஷத்தை தரும் நிம்மதியை தரும் என்று நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அது மாபெரும் மாயை ஏமாந்து போயிருவீங்க மாட்டிப்பீங்க புரியுதா புரியலையா கிளியராக சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த வேலையை வேணாலும் பாருங்கள் அதில் வருமானம் சம்பாதிங்க வச்சுக்கோங்க தர்மத்தின் பாதையில் போங்க தப்பு கிடையாது ஆனால் நான் இதுக்காக தான் பிறந்திருக்கின்ற தன்மையிலே வாழாதீங்கன்ற உங்கள் வாழ்க்கையை இந்த வயிற்றுக்கு சாப்பாடு வேணும் போட்டிருக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும் இருக்கிறதுக்கு இடம் வேணும் அதுக்கு வருமானம் வேணும் வருமானம் வேணும் அப்படின்னா நம்ம உழைச்சாகணும் அப்படி இல்லைன்னா பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுத்தாலும் கேள்வி கேட்பானுங்க அதிகமாக பிச்சை எடுக்க முடியாது அதோட தைரியமும் நமக்கு கிடையாது அப்போ உழைக்கணும் உழைக்கணும் அப்படின்னா வேற வழி இல்லை நம்ம உயிராற்றல் போகும் மனதினுடைய திறமை போகும் நம்மளுடைய இளமை வந்து குறைந்து போகும் ஆனால் வருமானம் சம்பாதிப்பதே நோக்கமாக வைத்திருந்தால் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு பிறப்பதற்குண்டான பிறந்ததற்குண்டான நோக்கம்ன்ற ஒன்று இருக்கு அதை எப்போ அடைவீங்க So you should realize that the purpose of this birth is not only earning money, not only earning respect, it is all about reaching the divine which is called mukti or moksha. You got it? முக்தி மோட்சம்னா என்ன செத்து போகிறது கிடையாது உங்கள் மனதிலிருந்து மனதிற்கு விடுதலை வேண்டும் அவ்வளோதான் மோட்சம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் உயிர் பிரியக்கூடிய தருவாயில் உங்களுக்கு எந்த எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்திற்காக அடுத்த பிறவி என்பது கொடுக்கப்படும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு உயிர் பிரியும் தருவாயில் எந்த பற்றும் இல்லாமல் எந்த ஆசையும் இல்லாமல் இறைவனே கதி அப்படின்ற தன்மையில் இருந்தீங்கன்னா நீங்கள் முக்தி நிலையை ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் எத்தனை பேர் இப்போ அந்த தன்மையில் இருக்கீங்க இந்த செகண்ட் என் உயிர் பிரிஞ்சா கூட நான் நிம்மதியாக போயிடுவேங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க வாழ்த்துக்கள் சந்தோஷப்படுறேன் பாதி பேர் கையே தூக்கலை பட் கையை தூக்குனவங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன் நான் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் உயிர் போகும்போது ஒரு பதட்டம் ஒரு படப்பட போகிறோம் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்போ இந்த உயிரை பிடிச்சிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் வரும் வரும் எப்பேற்பட்ட ஆளுக்கும் வரும் எனக்கே வந்தது நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் கிராஸ் பண்ணிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணும்போது உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறோம் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு செகண்ட் உயிர் பயம் எனக்கே வந்தது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு செகண்டுக்கு மேலே அதை பைபாஸ் பண்ணுறேன் இருபத்தஞ்சு செகண்டுக்கு மேலே இது வரக்கூடாது இது தப்பு இறைவன் நான் போனால் போயிட்டு போதுன்ற தன்மைக்கு போகிறோம் உயிர் போகலை எனர்ஜி அவ்வளோ ஏறுது அப்போ என்னன்னா நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அது உங்களோட கான்சியஸ் மைண்டு சொல்லுவோம் சப்கான்சியஸில் உங்களே அறியாமல் சில பய உணர்வுகள் என்பது ஸ்டோர் ஆயிருக்கும் அது வெளியில் வரவே வராது அது எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிற தன்மையில் இருக்கிறவங்கள நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு கொண்டு போய் விட்டுறணும் வாய் கிளிய பேசலாம் அந்த இடத்துல எவனும் இல்லாதப்போ மரண ஓலங்கள் கேட்குற மாதிரி பேக்ரவுண்டை செட்டப் பண்ணி அப்படி இப்படி ஒரு வெள்ளை கலர் உருவத்தை நடக்க விட்டா கொஞ்சம் தெரிஞ்சிடும் உங்களோட தைரியம் எவ்வளோ பெரிய தைரியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ எங்கே போச்சு அந்த தை அந்த அந்த பயம் எங்கேருந்து வருது உங்களது ரத்தத்தில் கலந்துள்ளது உங்களது செல்களில் கலந்துள்ளது உங்களே அறியாமல் அது அப்போ தான் வெளிப்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும் அந்த அளவுக்கு கருணையில் இருக்கணும் அப்போ தான் அந்த பதிவுகளை எல்லாம் அழித்து உச்சகட்ட நிலைக்கு போக முடியும் புரியுதா புரியலையா இப்போ இது என்ன சொல்லுது இந்த தத்துவ விளக்கங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தது இறைவனை அடைவதற்காக மட்டும்தான் இங்கே நமக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்டில் போய் இறைவன் அடைவீங்க அது என்னங்க ஒவ்வொரு ரூட்டில் போய் இறைவன் அடைகிறதுனா இப்போ நான் என்னதான் நினச்சாலும் சினிமா துறையில் வரணும்னு நினைச்சேன் முடியல முடியலன்னா என்ன அது என்னோட டிசைனில் இல்லை நான் டாக்டராக இருக்க முடியாது இன்ஜினியராக இருக்க முடியாது எனக்கு வராது நான் உபதேசம் செய்தால்தான் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து எனது தேவதைகளை பூர்த்தி செய்துவிட்டு இந்த தன்மையிலிருந்து நான் மோட்சத்தை நோக்கி செல்வேன் என்பது எனக்கு விதிக்கப்பட்டது புரியுதா புரியலையா ரஜினிகாந்த் நடித்து தான் வருமானம் வரும் அந்த வருமானத்தில் அவருக்கு வேணுங்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணுவார் அவருக்கு வேணுங்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் தான் மோட்சத்தை நோக்கி போக முடியும் அதாவது சிம்பிள்ங்க மோட்சம் முக்திக்கு போகணுன்னா முதல்ல எனக்கு ஆசை இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாதுன்னா ஒன்று ஆசையை அனுபவித்து தீக்கணும் அப்படி இல்லைன்னா ஆசையே பொய்கின்ற புரிதல் வரணும் இது புரிதல் வர்றது ஞானிகளுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படி வந்துச்சுன்னா நீ உண்மையாகவே ஞானி தான் அப்படி இல்லையா அந்த ஆசையை அனுபவித்து தீர்க்க வேண்டும் இந்த ஆசை ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதான் அப்படின்ற தன்மைக்கு அனுபவித்து தீர்க்க வேண்டும் அதுக்கு என்ன வேணும் இன்னைக்கு ஆசை அனுபவிக்க என்ன வேணும் என்ன வேணும் பணம் வேணும் பணம் இல்லாம ஆசை எங்க போய் அனுபவிப்பீங்க அப்ப பணம் வேணும்னா என்ன பண்ணணும் நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு சேர்த்து வைக்க முடியுதா சேர்த்து வைக்க முடியல ஏன்னா ஆசை அவ்வளோ ஆசை இருக்கு கிரெடிட் கார்டு வாங்கிடுறீங்க ஹோம் லோன் வாங்கிடுறீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதை தாண்டி கடனை வாங்கிட்டுமே கடனை கட்டலனா ஜெயிலுக்கு போயிடுவேன்ற பயத்திலேயே கடனை கட்டிக்கிட்டே இருக்கீங்க சாகுற வரைக்கும் எத்தனை பேர்த்த பாக்குறேன் தெரியுமா கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி போய் விடுகிறது என்றால் சர்வைவல் மோட்லயே போயிருது சர்வைவல் பண்ணிகிட்டே இருக்கேன் ஐயோ என்னை நான் பாதுகாத்துக்கணும் என்னை நான் பாதுகாத்துக்கணும் என்னை நான் பாதுகாத்துக்கணும் என்னை நான் சேஃப்டி பண்ணிக்கணும் என்னை நான் சேஃப்டி பண்ணிக்கணும் யாரும் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது யார் யாராவது வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது என் மான மரியாதை என்ன என் கதவை வந்து எவனாவது தட்டி பேங்க் லோன்காரன் கேள்வி கேட்டானா நான் என்ன பண்ணுறேன் அசிங்கம் ஆயிருமே எத்தனை பேருக்கு இந்த பயம் இருக்குது இன்னைக்கு எப்படி வச்சிருக்கான் பாருங்க உங்களை ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கிறவன் கோடி கோடியாக சம்பாதிக்கணுன்றதுக்காக அவன் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக உங்கள் உழைப்பை உங்கள் உயிராட்டெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் மாதம் மாதம் சம்பாரிச்சு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கா போய் இருக்கீங்க நீங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் என்ன பண்ணுறீங்க கடனை கட்டுறீங்க கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் கட்டுறீங்க மீதி ஃபைவ் பர்சன்ட் என்ன பண்ணுறீங்க பேய் மாதிரி வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுட்டு எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னே தெரிய மாட்டீங்க அப்புறம் உயிர் போயிருச்சுன்னா செத்ததுக்கு அப்புறம் பூதமா வந்து மறுபடியும் அந்த அந்த பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக பக்கத்துலேயே உட்காந்துக்க வேண்டியது